இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இது வரைக்கும் ஒரு சில லிங்க் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ அதை வந்து நம்ம டீம் வந்து ஹிப் பண்ணியிருக்காங்க ஒரு சில நாட்களில் வந்து அந்த வீடியோக்கு வந்து அப்லோட் வந்துடும் ஸோ அதே அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுனால வந்து வீடியோக்கு வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது டெய்லியும் மூணு வீடியோ போட்டுட்ருக்கோம் காலையில் மத்தியானம் இரவு இந்த மூணு வீடியோ வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன் வீக் முன்னாடியும் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இனிமேல் வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ அப்லோட் பண்ண அப்புறம் ஸோ வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ரிமைண்டரை வந்து ஆன் பண்ணி வச்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் சாரி யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மேலே வந்து டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர் அப்படின்ற ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெல் பட்டனை கிளிக் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் இது வந்து வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெக்கார்ட் பண்ணணும் பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரிமைண்டரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிரும் ஸோ அப்புறம் வந்து அந்த வீடியோக்கு வந்து பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த நாலு லாங்குவேஜில் வந்து ரிவ்யூ பண்ணலாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து டீம் தேவைப்படுது அதாவது இங்கிலீஷ் மலையாளம் ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜில் வந்து டெக்னிக்கல் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அண்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டெலகிராம் சேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் டிபி கவிதை அதாவது இமேஜஸில் வந்து கவிதை இருக்கும் டிபி கவிதை அதை பற்றி தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அவசியம் இல்லாதவரிடம் அப்படின்னு சொல்லி இந்த சேனலில் வந்து ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சேனலோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சேனலோட யூஆர்எல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நம்ம பிளாக்ல போய்க்கலாம் பிளாக்ல வந்து கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து இந்த ஒரு சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு மெம்பர்ஸ் மேலே போயிட்டுருக்கு ரொம்ப சூப்பராகவே கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசியம் இல்லாதவரும் அவசியம் இல்லாதவர்களும் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களும் பொய்யை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவாக வந்து கவிதை வந்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் வாய் இது வரைக்கும் வாய போகிறோன்னு தெரியல ஆனால் வாயிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தனும் நினைத்து வாழ்வதற்கு நினைத்து வாழ்வதற்கும் வருந்தி அழிவதற்கும் எல்லோர் வாய்விலும் ஒவ்வொரு உறவு இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு இருக்காங்க அது உண்மைதான் உன்னுடையதான் வாயு உன்னுடையதான் வாயு வேண்டும் நான் எடுத்த முடிவு தவறில்லை உன் விருப்பமும் தெரியாமல் எடுத்ததுதான் தவறு அப்படின்னு இருக்காங்க எத்தனை பேர் நம்ம கூட எத்தனை பேர் நம்ம கூட பேசினாலும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட பேசாத கவலை மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு இருக்காங்க கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு தான் சிந்தனையாகவும் சிந்தனை தான் செயலாகவும் மாறுகிறது டாக்டர் அப்துல் கலாம் வெள்ளம் வந்து போனா பின்னாடிதான் நதி சுத்தமாகும் துன்பங்களை சந்தித்த பின்புதான் மனசு தெளிவாகும் அது உண்மைதான் இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவான கவிதை வந்து இதயமும் இரக்கமும் இல்லாத உங்ககிட்ட அன்புக்காக என்னோட தப்பு தான் ஃபீலிங் கவிதை எல்லா டைப்பில் கவிதை வந்து இந்த சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அயாதான்னு சொல்லக்கூட ஆள் இல்லைன்னு நினைக்கும் போது தான் அழுகு அதிகமாக வருது அப்படின்னு போட்டிருக்காங்க அன்பே அன்று நீயும் நானும் நட்சத்திரங்கள் பார்த்து பேசி இரவுகள் இன்னும் இன்னும் என்றென்றும் என் நினைவில் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு இருக்காங்க ஆல் டைப்பில் வந்து கவிதை வந்து இருக்குது உன்னை பார்க்காம பார்க்காமல் வருடங்கள் ஓடலாம் உன்னிடம் பேசாமல் மாதங்கள் ஓடலாம் ஆனால் உன் நினைவுகள் இல்லாமல் ஒரு நிமிடமும் கூட ஓடாது கொஞ்சுவது ஆணுக்கு பிடிக்கும் கொஞ்ச வைக்கும் பெண்ணு கொஞ்ச வைக்க பெண்ணுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான கவிதைஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வந்து கவிதைஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவிதை அண்ட் டிபி ஷார்ட்டுக்கு வந்து தேவைப்படுறவங்க வந்து இந்த ஒரு சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link website link வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை இங்கே நம்ம சேனல் எப்படியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு ஃபுட்பால் லிங்கோட பார்க்கலாம் ஓகே பாய் திருப்பூர் கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவர்களாக இருந்தால் உங்களது கலாம் செக்யூரிட்டி சர்வீஸில் இணைந்து பகுதி நேர வேலைவாய்ப்பை பெற்று பயன்பெறுங்கள் இந்த வீடியோவை வழங்குவோர் கலாம் செக்யூரிட்டி சர்வீஸ் கலாம் ரத்த உதவி மையம் திருப்பூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு Oh